வணக்கம் இது அவங்க ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறு பணியாரம் வச்சிருக்கோம் இங்க ஐம்பது இங்க ஐம்பது இருக்கு நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஸ்பெஷலி ஃபார் மிதுன்யா அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் பொதுவாக வெஜிடேரியன் தான் நான்வெஜ் தான் பண்ணுறது வெஜிடேரியன்றது மித்துனியா அவங்களுடைய ஸ்பெஷல் தான் இது இது அவங்களுக்காக தான் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம் த்ரீ டூ ஒன் வசந்த் வந்து இருபத்தஞ்சு மணி நேரம் இந்த இந்த டைம் சாப்பிட்டு முடிச்சாரு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு அதை விட நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் ஐம்பது மணி நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இந்த டைமுக்கு லாஸ்ட்டு ரொம்ப வாமிட் வர அளவுக்கு ஆயிடுச்சு எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன் இந்த அதே மாதிரி உங்கள் நீங்கள் நிறையா சொ நிறையா சொல்லியிருக்கீங்க நிறையா சேலஞ்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நாங்களும் பண்ணிட்டு தான் வரோம் எங்களுக்கும் டைம் வேணும்ல தொடர்ந்து சா தொடர்ந்து சேலஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது எங்களுக்கும் சேலஞ்ச் பண்ணி கொஞ்சம் டைம் வேணும் அதேமாதிரி பண்ணிட்டு வரோம் எல்லா எல்லாரும் கேட்குற வீடியோ எல்லாமே பண்ணுவோம் இந்த அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சொன்ன மாதிரி தான் இந்த சேலஞ்செல்லாம் வந்து எங்களால் இவ்வளோ இவ்வளோ தான் அவரால் சாப்பிட முடியும் அப்படின்றத காட்டுறதுக்காக மட்டுமே தான் இந்த சேலஞ்சு நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா இவரால் இவ்வளோ சாப்பிட முடியும் அதனால தான் நாங்கள் அதை காட்டுறோம் மற்றபடி இதை வந்து என்ன சொல்கிறது நீங்களாம் ரெகுலராக பண்ணிங்கன்னா உடம்பு தான் கெடுத்துப்பீங்க அதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இதை நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் உடம்ப அதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணி எப்படி சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நார்மலாக தினம் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை அதனால் யாரும் இதை ட்ரை பண்ண வேண்டாம் அதே மாதிரி அடுத்ததான் நாங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணுன்றதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க நாங்கள் அதில் எது பெஸ்ட்டோ அதை நாங்கள் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நீ சொல்லுவோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் வீடியோ பார்க்க சொல்லுங்கள் ஓகே நன்றி